வணக்கம் இன்றைக்கி நாம் க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி ஆகுது டுவெல் ஓ கிளாக் கிட்டக்க ஸோ இப்போ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கேண்டிலுடைய கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் கேண்டில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருந்தால் பையிங் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அதே கேண்டில் ரெட் கலரில் ஓப்பன் ஆனால் செல் ட்ரெண்டுன்னு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்கள் வேலையாக இருக்கும் கேண்டில்னுடைய கலர் வச்சே இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இதிலே உங்களுக்கு சஜஷன்ஸும் வரும் என்ன பாயிண்ட்டில் வாங்கினா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி எயிட்டில் பை பண்ண சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த பை லைனுக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு எப்போல்லாம் மார்க்கெட்டில் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் வித் கேண்டில்னுடைய கலரோட ஸோ ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கனாலே போதும் கேண்டில் கலரை வச்சே ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து உங்களுக்கு என்ன பாயிண்ட்டில் வாங்கினா வித்தா இல்லை என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்த்தா நல்லாயிருக்குன்றதையும் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் ஸோ இப்போ இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் என்ன மாதிரி கால்ஸ் இப்போ டுவெல் பிஎம்லேருந்து ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் மெயினாக டுவெல் பிஎம் வந்து சூஸ் பண்ணதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா இந்த டுவெல் பிஎம்ன்றதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் வந்து நல்லாயிருக்கும் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கமாடிட்டிஸ்க்கு வந்து இந்த டுவெல் பிஎம்ல இருந்தால் நல்லாயிருக்கும் ஈக்விட்டினா e பிரச்சனை இல்லை நமக்கு காலையிலே வந்து மூவ்மெண்ட் நாள் கொடுக்கும் பட் ஆனால் கமாடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் அடுத்து டேரெக்டாக ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் பிஎம் ஸோ இந்த டயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபாரின் மார்க்கெட்ஸ் உள்ளே ஓப்பன் ஆகிட்டு வரும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டயத்தில் ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளால் டார்கெட்ஸ் நல்லாவே அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு இந்த பைக் கால் பார்க்கலாம் அதுக்கடுத்து டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால்ஸ் வந்திருக்குன்றதையும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இன்னமும் கூட கிளியரான ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி எயிட் மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஒன்னை பிரேக் அவுட் பண்ணி five three sixty two range வரைக்கும் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு பை கால் லெவன் ஃபிஃப்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் ஆயிருக்கு நமக்கு லெவன் தேர்ட்டி ஃபைவ் ஜென்ரேட் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டிக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ டுவெல் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் பை ரேஞ்சில் தான் இருந்துச்சு சடனாக இப்போ ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு அப்படி ரைஸ் ஆகும்போது தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் மூவ்மெண்ட் கொடுத்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் போனது டவுன் சைடில் இறங்கினால நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகும்போது கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் அதே சமயத்தில் இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டியில் செல் பண்ணலான்னு சொல்லியிருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் எதிர்பார்க்கலாம்னு செகண்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ பை கால் இப்போ பார்த்துட்டோம் இப்போ நமக்கு வந்து செல் கால் கிடச்சிருக்கு இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஆயிடுச்சு இந்த கால் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுறக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துட்டு ரொம்ப நேரமாக அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆச்சு ஈவன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் வரைக்கும் செல்லிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு நிறைய டைம் ஃபஸ்ட் டாரட் கிட்ட வந்தாலும் ஃபஸ்ட் டாரட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ டென் மேல் ஆகுது நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் பையின் வந்திருக்கு அதுதான் வந்து ஒரு கேண்டில்ஸ் நான் பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபைவ் மேல் ஆகுது ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஒன் ஓ கிளாக் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஒரு ஒன் ஃபைவ் போல் ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டியில் செல்லுன்னு சொல்லி வந்துச்சு வந்து நல்லா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆனதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இறங்கினதுக்கப்புறம் ரெக்கவரி கொடுத்துச்சு கொடுத்த ரெக்கவரியில் தான் இப்போ நமக்கு பைக் கால்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பைக் கால் நம்ம ஓப்பனிங்லேயே லெவன் ஃபிஃப்டிக்கு வந்துச்சு அதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் உங்களுக்கு மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ட்ரெண்டு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து கொடுக்கும் பை ட்ரெண்டாக க்ரீன் கலர் கேண்டில் செல் ட்ரெண்டாக ரெட் கலர் கேண்டில் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னென்னு கம்ப்ளீட் டீட்டெயிலோட உங்களுக்கு கால்ஸ் வந்து சார்ட்டில் கிடைக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே வந்து வந்துட்டுருக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி நைன் தான் நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட்டாக இருந்துச்சு பிரேக் அவுட் பண்ணி இப்போ செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ